easy go. Okay, start at sini. Susah. What? Hmm. Tidak ada. Ini ada itu les normal Sama. Jangan apa? Bihan kita. Mau dari What? Eh ini pasti mau ngetekan lagi punya pasti tekan. Hello and saw went. Deh deh deh. Napa lah went pernah. Saat mau pakai lagi. Ready saat sekunder suspicious tuh. Saya ini Saya ini suspicious kayak. எனக்கு ஒருத்த மேல டவுட்டா இருக்கு யாரு எனக்கு லைஃப் டவுட்டா இருக்கு டேய் என்ன நீங்க எனக்கு நான் பண்ணேன் டேய் நான் நல்லா எனக்கு நல்லா தெரியும் கன்ஃபார்மே பண்ணேன்டா எப்படி நீ தான் இல்ல இல்ல Ok. Đây là cá தான் லைட் கிரீனே லெஃப்ட் கிரீன் தான் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ரைட் கிரீனும் வந்தாங்க கிட்டே தான் நான் யாரும் கொல்ல பார்க்கல நான் லைட்லையும் கட் பண்ணிட்டேன்டா ஐ வாஸ் ப்ரொடெக்டிங் யூ ஏய் டி டி என்னது ஐயோ ஜி ஆள் கோவனே ஓட்டிருக்கீங்களா நோ ஒன்னா நான் வைட் நான் வைட் ஃபாலோ பண்றேன் இல்ல அவனா அவன் சொல்லல நான் வந்து டாஸ்க் முடிக்கிறது நீ பார்க்கணும் தான் அப்படி பண்ணேனே அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் எக்ஸ்ட்ராக்ஷன் தான ஃபிக்ஸ் பண்ணான் ஜிஜி ஜாஜா ஏ ஸ்பெசிமம் ரூம் கூட இந்த இந்த ஜிஜி ஜாஜா மேல தான் டவுட்டா இருக்கு ஏய் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க சென்ட்ரல் ஈஸ்ட் நார்த் ஒர்டன் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் பிபி பாப்பா பிபி பாப்பா உடனே போறான் ஏய் டயானா வைட்டியும் இன்னொருத்தனும் அதாவது எக்ஸ்ட்ரா ரிஜெக்ட் செய்யக்கூடாதா தவறு கேட்டுக்கூடாதா சார் நீங்க தான் என்ன விடுறையா டாஸ்க் முடியும் போது டக்குன்னு யா க்ரூமேட்டா நான் என்ன சொல்றேன் பாருங்க டிபி பண்ணி ஒரு பாடம் பண்ணான் பீஹா ஹான் தள்ளி பீப் வந்து உங்களுக்கு பழக்கணும் ஸ்பெசிமென் சாய் வந்து அட்மின்ல பாக்குறேன்னா ஆமா அட்மின்ல நான் வந்து அட்மின்ல ஸ்பெசிமென் போனேன் டாபிக் இது இது யாரையாவது இதுல வந்துட்டேன்டா டயட் நான் ஓட்டிங் கம்மியா இதை அவங்க சரி பண்றானுங்களா இல்லையா பீபி கூட கால் பண்ணேன் எவனோ ஒரு நாளைக்கு ஏய் நான் இதை சரி பண்ண விடுறான் நான் முடியல அமுக்குங்க ஓட் பண்ணுங்க தெரியும்டா சார் அவன் பக்கத்துல நான் கண்ணால பார்த்தேன் டீகான் ஓகே நானும் பாத்துக்கேன் டீடைல் நார்மலா நான் எக்ஸ்ட்ரக்ஷன் நான் பார்க்கவே இல்ல எக்ஸ்ட்ரக்ஷனா தயானம் தான் எக்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த extraction All right, it is not red. I went with them basically all time red. Red. Uh, it is. Uh, I played an ice sex. I saw him. Hey, yes, yes, yes, not species. ஏய் ஜெயாக்கி ஆண்டா ஓட் பண்ண எக்ஸெக்ஸ் ஓட் அவன் தான இப்போ வென்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அதனால சரி வா வா வா வா வா ஏய் நான் எக்ஸெக்ஸ் கூட எக்ஸெக்ஸ் கூட தான் பிபி நீ டயான் கூட இரு வேற லெவல் சார் சொல்லக்கூடாது நான் சொல்லலடா ஓகே ஓகே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தெரியும் ஏய் நீ கிடையாது நான் தான் போச்சு நான் பேசலாம் நீ சொல்ல தான் நீ ஓகே ஏ பிபிக்கும் நீங்க ரெண்டு அடுத்த பிபிக்கு அவன் ஃபர்ஸ்ட் தலை என்ன தலை நல்ல மேட்ச் பிளே கேம் கொடுத்துருவா அவ்வளோ நான்